குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐலாண்ட் இருக்குது அதில் ஒரு ரெண்டு ஐலாண்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு ஸ்நாக்ஸ் அப்புறம் தண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அங்கே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது அங்கே ஸோ ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது இங்கேருந்து நம்ம வந்து மெரினா சவுத் பியார் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஃபெரி எடுத்து போகணும் அந்த ஐலாண்டுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு நம்ம அங்கே போய் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் எங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெரி வந்து டென் ஓ கிளாக் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நாங்கள் போய் எடுக்கணும் கரெக்டாக இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து கிளம்பலாம் நாங்கள் போயிட்டு என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மெரினா சவுத் பியர் வந்து நம்ம வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குது இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டென் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகிட்டோங்க டிக்கெட்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு க்யூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம் க்யூவும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம வந்து உள்ளே போயிட்டு பேக்லாம் வந்து அங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து ஃபெரி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய வந்து ஃபெரி வந்து இருக்குது அங்கே தூரத்தில் பாருங்கள் ஒரு க்ரூஸ் வந்து நின்றுட்டுருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐலாண்ட் கவர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து சென்ஜான்ஸ் ஐலாண்ட் போக போகிறோம் அடுத்தது வந்து குசு ஐலாண்ட் வந்து போக போகிறோம் இந்த சென்ஜான்ஸ் ஐலாண்ட் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எடுக்கும் இப்போ நம்ம சென்ஜான்ஸ் ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த ஐலாண்டில் வந்து நம்ம வந்து ஒரு நேஷ்னல் மெரைன் லெபார்டரி இருக்குது அப்புறம் வந்து அக்வா கல்ச்சர் சென்டர் இருக்குது அப்புறம் வந்து ஒரு மரைன் பார்க் கேலரி வந்து இருக்குது இதெல்லாமே வந்து நாங்கள் போன டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க வேறு ஒரு டைமிங் வந்து போட்டிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்துட்டோம் பீச்சில் போய் பசங்களை வந்து விளையாட விட்டோம் ஸோ பசங்க பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து பீச்சில் வந்து என்ஜாய் இருந்தாங்க பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கிட்டே விளையாடி இருப்பாங்க தண்ணியில் அதுக்கப்புறம் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட்டே வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்புறம் மழை பார்த்திங்கன்னா சுத்தமாக நின்றுச்சு ஸோ ஓகே இங்கேயே வந்து லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுடுவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டோம் நானும் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாருமே உட்காந்து அங்கே சாப்பிட்டோம் அந்த வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் சரி அடுத்தது வந்து நம்ம லெசாராஸ் ஐலாண்ட் வந்து போய் பார்த்துடலாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணுறாங்க தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபிஷ்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஷெல்டட் பெஞ்சஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லைனா நம்மளுக்கு வந்து டேபிள் மாதிரி ஓப்பன் டேபிள் மாதிரி இருக்கும் அதில் உட்காந்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நம்ம வந்து பிக்னிக் மேட் எடுத்துகிட்டு போனாலும் அழகாக வந்து நம்ம கீழே அந்த புல்லுலேயே போட்டு அழகாக உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டர் லிசர்ட் வந்து நிறைய இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்காங்க எங்கே போனாலும் இந்த ஐலாண்டுக்கு வந்தால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆகுது ஃபெரி வந்து நம்மளுக்கு வந்துடும் நம்ம வந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகணும் அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகும் ஃபெரி பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா வந்து ஸ்பீஷியஸாக இருக்குது உள்ள சீட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீட் கீழேயே வந்து நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஆர்கான் தான் உள்ள நம்ம வந்து சீக்கிரமாகவே போயிட்டோன்னா நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காந்துக்கலாம் ஸோ தட் நம்ம வந்து நல்ல வியூ பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும் குசு ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு சைனஸ் டெம்பிள் வந்து இருக்குது அதையும் வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ போகிற வழியிலே வந்து ஒரு விஷிங் வெல் இருக்குது இந்த வெல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது விஷ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை நினச்சிட்டு நம்ம உள்ளே காயின் போடணுமா ஸோ லோட்டஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த லோட்டஸில் சென்டரில் வந்து நெட் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த நெட்டில் வந்து நம்ம காயின் வந்து தூக்கி போடணும் தூக்கி போடும்போது உள்ளே வந்து பெல் மாதிரி வந்து வச்சுருக்காங்க அந்த பெல்லை வந்து பட்டுச்சுன்னா நம்மளோட விஷ் வந்து நிறைவேறுமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா காயின்ஸ்லாம் வந்து அந்த விஷிங் வெல்ல வந்து தூக்கி போட்டிருந்தாங்க அடுத்தது நம்ம வந்து சைனீஸ் டெம்பிளை வந்து உள்ளே போய் பார்த்துடலாம் வெளியவே பார்த்தீங்கன்னா டாட்டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க சைனீஸ்க்கு பார்த்திங்கன்னா டாட்டாய்ஸ்லாம் வந்து ரொம்ப லக்கியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா செடியில் வந்து ஏதோ வந்து எழுதி வச்சுருக்காங்க நம்மளும் பார்த்திங்கன்னா செடியிலலாம் நிறைய வந்து எழுதி தொங்க விடுவாங்க தொட்டிலாம் கட்டுவாங்க ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஏதோ எழுதி மரத்தில் வந்து தொங்க விட்டுருக்காங்க வந்து டெம்பிள் இப்படி தான் இருக்குது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஊதுவத்தியாக ஏற்றி வச்சுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து பிளேட்டில் வந்து என்னென்னமோ வச்சு சாமிக்கு வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியல ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு டெம்பிளை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா சைனீஸோட நைன்த் மந்த் வரும்போது வந்து நிறைய பேர் இந்த டெம்பிளுக்கு வருவாங்களாம் ஸோ அந்த டைமில் வரும்போது க்ரௌட் வந்து அதிகமாக இருக்குமா அதனால் வந்து ஃபெரியும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய இந்த ஐலாண்டுக்கு வந்து விடுவாங்களாம் இப்போ டெம்பிள்லாம் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தோம் அப்புறம் வந்து பசங்களும் கொஞ்ச நேரம் பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க எங்களுக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து ஃபெரி வந்து வந்துடும் ரிட்டர்ன் போகிறதுக்காக ஸோ அதுக்காக வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு தவனுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சு அவர் ஃப்ரெண்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணால் வர வந்து இஷ்டமே இல்லை அவர் வந்து இன்னொரு ஐலாண்ட் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தார் சரி நம்ம வந்து அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாதானப்படுத்திட்டேன் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ஐலாண்டை வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களை வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி